ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number eight two five so saris பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுறதை விட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களால் என்கொயரி பண்ண முடியும் ஏன்னா பிக்சர்ஸும் வந்துடும் அண்ட் ஆல்சோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரிப்ஷனும் வந்து குரூப்பில் வந்துடும் ஸோ குரூப் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டு குயிக்காக இருக்குங்க இந்த சாரியுடைய கலர் மட்டும் நான் சொல்லிடுறேன் sari number eight two five இது வந்து ராயல் ப்ளூ அண்டு வயலட் ரெண்டு கலர் மிக்சிங்கில் இருக்குது double shade second sari sari number eight two six same பேட்டர்னே தாங்க second colour sari gold tested சரி தாங்க சாரீ ஃபுல்லாகவுமே இருக்குது இந்த சரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ஷேடுங்க அதாவது க்ரீன் டோன் தான் ஆனால் க்ரீன் டோன்லேயே கொஞ்சம் பேஸ்டல் மாதிரி இருக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாரீ பார்சல் வரும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் சில கலர்ஸ் வந்து டபுள் ஷேட் வரக்கூடிய கலர்ஸ் வந்து ஃபோட்டோலேயோ அல்லது வீடியோலேயோ வந்து எக்ஸாக்டாக வந்து கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கண்டிப்பாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூர் சில்க் சாரி அதாவது வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சஜஷன் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கோன் மிக்சிங் பாலிஸ்டர் மிக்சிங் வரக்கூடிய சாரீ கூட பியூர் சில்க் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறோம் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அவேராக இருங்க பியூர் சில்க் சாரீஸ் வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number eight two seven same pattern third colour sari கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கிரே கலரில் இருக்கும் சில்வர் கிரே மாதிரி இருக்கும் sari number eight two eight இதோடைய கலர் பர்பிள் கலர் இந்த சாரியில் கோல்டு சில்வர் ரெண்டு சரிலையுமே புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருங்க சாரியோடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க prepayment cash on delivery option international shipping இந்த மூணுமே அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் போயிட்டீங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சேரீயில் பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால பிளாக்கில் த்ரெட்டு வந்து சேரீயில் சில இடங்களில் விசிபிளாக இருக்குங்க sari number eight two nine இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்னே தான் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே இருக்குங்க இதோடைய colour double shade mustard yellow and green காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே first extra charges three hundred rupees நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்மே பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க next sari number eight three zero eight three zero so இதுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா டீல் ப்ளூ இந்த சேரீலையும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸ்க்கு எல்லாமே பார்டர்லெஸ் சேரீ சிங்கிள் கலர் சேரீங்க body of sari pallu blouse ஒரே கலரில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் இன்னர் லேயரும் பிளெயினாக இருக்குங்க பாடி ஆஃப் சாரியோட லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் length of blouse point seven metre இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் செவன் மீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏதாவது கான்ட்ராஸ்டாக நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் சாரீ வியர் பண்ணி அந்த சாரீக்கு மேட்சான ப்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க sari number eight three one colour green dark க்ரீனில் இருக்குங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் டிசரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் இதுவும் black colour combination so black colour thread விசிபிளாக இருக்குங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ டேமேஜ் அப்படிங்கிறது என்ன மீன்ஸ்னால் ஏதாவது கரை இருக்குது பெருசாக கரை இருக்குது இல்லை பெருசாக ஓட்டை இருக்குது இல்லை ஏதாவது கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரிங்கிற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக டேமேஜ் தாங்க அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் அண்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் எதுக்குன்னா டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் பாசிபிள்ங்க கலர் கலருக்கோ கலர் வந்து எனக்கு பிடிக்கல இல்லை குவாலிட்டி பிடிக்கல இல்லை வந்து இது வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஏன்னா இது வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் ஸோ ஹேண்ட்லூம் சாரீஸுங்கும் போது கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும் அதாவது இந்த டார்க் கலர் த்ரெட் வந்து விசிபிள் ஆகிறது அண்டு சில இடத்துல திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட் விசிபிள் ஆகிறது அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸ் இப்போ இந்த சாரிலேயே பார்த்துட்டிங்கன்னா புட்டாஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸில் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக விலகி இருக்கும் ஏன்னா அது வந்து தறியில் ரெண்டு பக்கமும் நல்லா ஹூக்ஸ் போட்டு மாட்டி நம்ம நெசவு பண்ணுறதுனால அந்த மாதிரி வரக்கூடியது தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க அதாவது ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை கலரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை அண்ட் குவாலிட்டி இந்த சேரீ வந்து பியூர் சில்க்கு நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பியூர் சில்க்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட நம்ம கொடுக்குறோம் அண்ட் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாதாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் குட் ஃபார் ஹெல்த்தும் கூடங்க பாலிஸ்டர் மாதிரி பியூர் சில்க் வந்து இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாங்க பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் இந்த சாரியுடைய நம்பர் சொல்லிடுறேன் எயிட் டபுள் த்ரீ இதோடைய sari colour navy blue sari number eight three four இது வந்து mustard yellow gold and silver test சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஷாப்பில் கண்டிப்பாக அவைலபிள் இருக்காதுங்க சப்போஸ் இப்போ இன்றைக்கி போடக்கூடிய சாரீஸில் ஏதாவது ஒன் ஆர் டூ சாரீஸ் அவை அவைலபிளாக இருந்தது அந்த சாரீஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மேபி காட்டலாங்க மேக்ஸிமம் சாரீஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போடும்போதே மேக்ஸிமம் சாரீஸ் வந்து அன்னைக்கோ அல்லது நெக்ஸ்ட் டேவோ என்ன ஆயிரும் அப்படின்னா புக் ஆயிருங்க sari number eight three five இது டபுள் ஷேடு இது மஸ்டர்டு எல்லோ அண்டு கிரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க கோல்டு அண்டு சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாமே வரும் இந்த ஒரு சாரியில் மட்டும் டெசல்ஸ் போடலங்க இந்த ஒரு sari and also one or two சாரீஸில் வந்து டெசல்ஸ் போடலை சப்போஸ் நீங்கள் இந்த சாரீ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் டெசல்ஸ் போட்டு தரணும் அப்படின்னா சொல்லுங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம போட்டு தரோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனாக இருந்தால் டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari number eight three six colour green colour இதுமே டார்க் க்ரீன் கலரில் தாங்க இருக்கும் பாட்டில் கிரீன் இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே pure silk sari six thousand two hundred rupees வரக்கூடிய சாரீஸுங்க ஹேண்ட்லூமேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் ட்ரை வாஷ் மட்டும்தாங்க இந்த சாரீஸ் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜ் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருதுங்க இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்